அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart இன்னைக்கு டே வந்து டிசம்பர் நைன் இப்போ டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஒன் ஆகுது டெய்லி நம்ம டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன கால் வருதுன்றதை அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் சினாரியோ படி பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் வந்து ஒரு டூ டென் ஆகுது அதாவது லெவன் தேர்ட்டிலேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் செல்லிங் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு down side momentum rally but ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் கண்டினியூஸாக மேலே ஏறுச்சு மார்க்கெட் ஓகேங்களா அதில் நமக்கு மார்க்கெட்டில் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு கால் ஜென்ரேட் ஆகுது பை கால் ஸோ கால் மாறையில் இந்த மாதிரி கேண்டில்னுடைய கலர் மாறிடும் செல் கால் வரையில் எப்படி நமக்கு ரெட் கலர் வந்துச்சோ பை கால்க்கு பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி டார்கெட் ஒன் டூ ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான கால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆயிடுது பைக்காலுன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குது பாருங்கள் buy at five nine five three so இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அதுக்கடுத்து மேலே இருக்க லைன் தான் target line five nine sixty seven point eighty eight அதாவது ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து செகண்ட் டாரட் அதனுடைய டபுள் கீழே இருக்க red colour line stop loss line so market பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ரேஞ்சஸில் ட்ரேடிங் ஆனதை பார்த்தோம் பட் நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இறங்கினால சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச்னால் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் இன்றைக்கி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்டு அதுக்கு மேலே அப்படி தான் ட்ரேடிங் போச்சு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் கேண்டில் கொஞ்சம் மேலே வந்தது எயித்து கேண்டில் பாருங்கள் இப்போ ஃபைவ் நைன் சிக்ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு ஆக்சுவலி மார்க்கெட் நல்லா டவுன்லலாம் நல்லா இறங்குது ஏறும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுது ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷில் இருக்கிறதுனால நம்ம கிடைச்ச பைக்கால் ஒரு எயிட் மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட்டை ரீச் கொடுத்துருக்கு ஃபைவ் நைன் சிக்ஸ்டி எயிட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்து பதினஞ்சு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் டெய்லி இந்த மாதிரி ஒரு இன்ட்ராடே கால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ